இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் பெரியவர் புராணம் சொன்னது என்ன புரியல இன்னைக்கு தமிழ் பொக்கிஷம் விக்கி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ தான் இந்த பெரியவர் புராணம் பெரியவர் புராணத்துல விக்கி என்ன பேசியிருந்தாரு பேசுறது தான் இந்த வீடியோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் எந்த மாதிரியான மனநிலையோட செயல்படணும் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை கையில் எடுக்கணும்னு பேசுறது தான் இந்த வீடியோ ஒருத்தர் தப்பு பண்ணும்போது தலையில கொட்டி இது தப்பு இதை செய்யாதான் சொல்ல தெரிஞ்ச நமக்கு ஒருத்தர் நல்லதை செய்யும்போது நல்லதை பேசும்போது அதை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பல விஷயங்களை இன்னைக்கு பேசிருச்சு இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தேவையான விஷயங்களை பேசிருச்சுன்னு நான் நினைச்சேன் அதை அப்ரிஷியேட் பண்றது தான் இந்த வீடியோ இப்போ ஒரு இந்துவை பத்தி தப்பா பேசா ஒரு இந்து மத கடவுளை பத்தி தப்பா பேசா இந்து மதத்தை பத்தி ஒருத்தர் கொச்சைப்படுத்தினான்னு சொல்லி நீ எப்படா இந்து மத கடவுளை பத்தி தப்பா பேசலாம் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தலாம் உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும்போது எங்கேயோ ஒருத்தர் வந்து வேகமா வந்து நீ என்ன இந்து மத கடவுள்னு சொல்ற இதை நீ இந்து மத கடவுள்னு சொல்லாத தமிழ் கடவுள்னு சொல்லு இந்து மத கடவுள்னு சொல்லி ஆரிய பார்ப்பனையத்தை உள்ள கொண்டு வந்து திணிக்க பாக்குறியா நீ இந்து கடவுள்னு சொல்லாத தமிழ் கடவுள்னு சொல்லுன்னு சொல்லும்போது சரி ஓகடா என்னடா பெரிய அக்க போறா இருக்கு தமிழ் கடவுளை பத்தி நீ எப்படா தப்பா பேசலாம் தமிழ் கடவுளோட பத்தி நீங்க அசிங்கமா பேசுறதுக்கு முப்பாட்டம் முருகனை பத்தி அசிங்கமா பேசுறதுக்கு உனக்கு என்னடா காணி இருக்குன்னு கேட்கும்போது ஏ நிறுத்து நீ தான் தெலுங்குனாச்சு உன் முப்பாட்ட ஒரு தெலுங்கு தானே நீங்க வந்து ஏன் தமிழ் பத்தி பேசுங்க தமிழ் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்க ஓ உள்ள வந்து ஜாயின் அடிக்கலான்னு பாக்குறியா அப்படியே ஓரமா போயிடுன்னு சொல்லி ஒரு பக்கம் தள்ளி விடலாம் சரி இந்த மாதிரி ரெண்டு இடங்களையும் இந்த இந்து பத்தி பேசும்போதும் தமிழை பத்தி பேசும்போது இந்த மாதிரி முரண்கள் இருக்கு இந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் இருக்கு அப்போ திராவிடம் பத்தி பேசினா தமிழ் தெலுங்கு மலையாளம் கண்டனம்னு சேர்த்து வச்சுதான் திராவிடம்னு சொல்றாங்க அப்போ திராவிட பத்தி பேசலாம் அப்படின்னா திராவிடத்துல இந்த நாத்திக சித்தாந்தம் நாத்திக திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க நீ நடுநிலையா இருக்கணும்னா இங்க இருந்து விலகி போய் தான் ஆகணும் நீ இந்த இடத்துல இடத்துல இணக்கமா இருக்க முடியாதுன்னு சொல்லுது ஸோ நடுநிலை அப்படின்ற விஷயம் இங்கே இல்லாமல் போடுது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை மக்கள் நலன் சார்ந்த அரசியலை பேசவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு இந்த சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசியலும் ஒரு பெரிய கட்டமைப்பும் உருவாக்கி வச்சிருக்காங்க இதை தான் இந்த வீடியோவில் விக்கி சொல்லியிருந்தது அதுக்கான தெளிவான விளக்கமும் சொல்லியிருந்தா முடிவும் சொல்லியிருந்தது இந்த இங்க இருக்கிற யாருமே வந்துட்டு இந்த இந்த மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த பிரச்சனைகளை தூண்டாம அவன் தெலுங்கு கன்னடம் மலையாளி இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் உன்னோட இறையாண்மையை உன்னோட மதத்தை உன்னோட வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா இங்க சகோதரத்தோட வாழணும் அப்படின்றத இந்த வீடியோ தெளிவா சொல்லியிருந்துச்சு நான் நம்புறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் பெரியார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரே அவரோட வாயால சொல்லியிருந்தாரா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த பெரியார் வேற இப்ப இருக்கிற பெரியார் வேற இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை என்ன இந்த மாதிரியான நிலைப்பாட்டை தள்ளி இருக்கு நான் எந்த மாதிரி முடிவெடுத்து என்ன ஆதிக்க சாதிக்கிறது ஆதிக்க வர்க்கத்தை வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கேன் இங்க ஆதிக்கம் அப்படின்றது இருக்கக்கூடாது அது எந்த மதமா இருந்தாலும் சரி அங்க ஆதிக்கம்ன்றது இருக்கக்கூடாது எங்க இருந்தாலும் நான் எதிர்ப்பேன்னு சொல்லி பெரியார் சொன்னதா இந்த வீடியோல வைக்க சொல்லி இந்த விஷயம் இப்போ இந்த ஆதிக்க சாதிகளை உடச்சி எரிஞ்சாச்சு ஆதிக்க சாதிகளை உடச்சி எரிஞ்சு இன்னைக்கு பல நாள் ஆச்சு இன்னைக்கு நம்மளை நம்மளே வந்துட்டு ஆதிக்க சாதிகள் நமக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க ஆதிக்க சாதிகள் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க அப்படியே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பழைய விஷயங்களையே திணிச்சு பழைய விஷயங்களையே ஊட்டி இங்கே நம்ம மக்களை சிந்திக்க விடாம நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சிருந்து அவனை வளர விடாமையே நம்ம எங்க தட்டி வச்சுட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல எழுந்துச்சு ஸோ இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற அரசியல் கருத்துக்கும் என்ன தேவையோ அதை பேசணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் ரெண்டாவது இங்கே நம்ம பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு தேவையான மக்கள் நலம் சார்ந்த அரசியல் பற்றியும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கும்போது இங்கே இன்னமும் ஏன் மதத்தையும் இனமையும் மொழியும் வச்சுட்டு இந்த மத கலவரங்களை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை வன்முறைகளை எழுதுற மாதிரி ஏன் பேசணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் கேள்விப்பட்ட மிகப்பெரிய கேள்வி இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு என்னோட மன ஓட்டமாக இருந்துச்சு என்னோட மனநிலை எந்த மாதிரி இருந்துச்சோ என்னோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருந்துச்சு நான் விக்கி கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விக்கி போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஏன்னா விக்கியை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படி ஃபாலோ பண்ணும்போது விக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயத்த விக்கி என்னோட வீடியோ வாயிலாகவே நான் சொல்லியிருந்தேன் விக்கி அதை பார்த்தாரா என்னன்னு தெரியாது ஆனால் அதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சு அதையும் இந்த நேரத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லை ஏற்கனவே நான் நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்திய இறையாண்மையை கெடுக்கிற மாதிரி இந்த சிறத்தன்மையை வந்து கெடுத்து நாசம் செய்கிற மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற இரு அண்டை நாடுகள் வந்து பெரிய சதி செஞ்சுட்டு இருக்காங்க நமக்குள்ள இருக்கிற பிரிவினைவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரிவினைவாதிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் மத்திய அளவில் இருக்கிற பிரிவினைவாதிகளை கூட அவங்க வந்துட்டு பெரிய பொருள் அளவில் பெரிய வந்து பணத்தை கொடுத்து பண உதவி கொடுத்து அதுக்காக இவங்களை தயார்படுத்தி பெரிய திட்டமிடலோட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்ட விஷயம் நேற்று நான் வீடியோவில் கூட அதை சொல்லியிருந்தேன் மத்திய உளவுத்துறை இந்த விஷயத்தை பேசியிருக்காங்களா இப்போ ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் கோர்த்து வச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது நம்ம எந்த மாதிரியான மனநிலையோட இங்கே களத்துல களமாட வேண்டியது இருக்கு இங்க வந்து அன்பு செய்யறதுக்கு ஒரு சில பேர் தான் இருக்காங்க அரசியல் செய்ய பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இருக்காங்க நம்ம அரசியலை தூக்கி போட்டு இங்க அன்பு செய்வோம் இங்க இனம் மதம் மொழி கடந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சகோதரத்தோட வாழணும் தான் எல்லாரோட எண்ணமும் எல்லா மதத்திலையும் எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குது தப்பானவை இருக்க தான் செய்கிறான் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா மதத்துலேயும் ஒரு தப்பானவை இருக்க தான் செய்கிறான் அந்த தப்பான மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த தப்பான மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தப்பான அந்த மதத்தை அப்படியே கண்ணோட்டத்தோட பார்க்குறது அப்படின்றது மிகப்பெரிய தப்பு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும் எதிர்வினை அதாவது நீ இந்த தப்பை பண்ணிட்ட நான் அதே தப்பை உனக்கு பண்ணுவேன் திருப்பி பண்ணுவேன்னா அதுவும் மிகப்பெரிய தப்பு தான் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவனை எப்படி திருத்த முடியும் இல்லை சட்டமுறையான அணுகுமுறைகளை எடுத்து அவனை எப்படி வந்து மாற்றி அமைக்க முடியும் அதை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர அவனுக்கு எதிர்வினை அப்படின்ற பேரில் அவன் செஞ்ச தப்பை திரும்பவும் நம்ம செய்யக்கூடாது இதுவும் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழலாம் ஒருத்தன் வந்துட்டு ஒரு மதத்தை பற்றி தொடர்ந்து பேசலாம் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதுவே அவன் எதிர்வினை அவன் அடுத்த மதத்தை பற்றி பேசினா அவனுக்கு வந்துட்டு சட்டம் பாயும் அவனுக்கு வந்துட்டு கைது வரைக்கும் போகும் அப்படின்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னா இது எந்த மாதிரியான சுதந்திரம் எந்த மாதிரியான நிலைப்பாடு எந்த மாதிரியான அரசியல் அப்படின்றத கேள்விக்குறியாவுக்கு தான் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாமே சரியாகும் எல்லாமே சீராகும் நம்ம ஒரு மனநிலையோட அடுத்த தலைமுறை வர தலைமுறை ஒரு சீரான மனநிலையோட இருந்தால் நம்ம வந்து சமத்துவத்தோட சகோதரத்தோட இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா மாற்றி அமைக்க முடியும் ஒரு சில தப்பான ஆட்களை நீங்களாம் நல்லவனா இருந்துச்சு அன்னைக்கு விரல் விட்டு என்ற மாதிரி இருந்த நல்லவங்களை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றி அதிகப்படியான நல்லவங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா தப்பானவன ஒருத்தனை ஈஸியா வந்து நமக்கு துரோகம் செய்யற ஒருத்தனை இனம் கண்டு முடியும் அவனை வந்துட்டு அடிச்சு ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது நிச்சயமா அவனை மாற்ற முடியும் மாற்ற முடியலனாலும் அவனை வந்துட்டு ஒழிக்க முடியும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம சமுதாயம் மாற்றப்படும் இங்க ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது அதுவும் இளைஞர்கள் மத்தியில இளைஞர்கள் மனநிலை மத்தியில இங்க இருக்கிற உணவு சார்ந்த அரசியலை தூக்கி எரிஞ்சிட்டு அது அறிவு சார்ந்த அரசியலை கொண்டு வாங்க விக்கி இன்னைக்கு பேசின விஷயம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு விக்கி நான் நேற்றுக்கு முந்தானத்துக்கு பேசின விஷயத்த நான் வந்துட்டு நீ வா போன்ற ஒரு மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நீங்க பேட்ட இந்த வீடியோ ஒரு எல்லாத்துக்குமான பதிலாக இருந்துச்சு நீ சொன்னது ஒரு சில விஷயங்கள் நீ என்னோட சின்ன பையனாக தான் இருப்பேன் நிச்சயமா உன நீ சொல்றது தப்பு இல்லை நீ சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே பர்ஃபெக்டான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க இன்னைக்கு இருக்கிற பெரியார்கள் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப தூண்டி உணர்வுபூர்வமாக எங்களை முட்டலாக்கிட்டு இருக்காதுங்க எங்களோட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக அப்படின்றது தான் உன்னோட வீடியோட கன்க்ளூஷனாக இருந்துச்சு உண்மையிலேயே அதுதான் சரியான வார்த்தையும் கூட இப்போ இந்த வீடியோல உன்னை அப்ரிஷியேட் பண்றதுக்கு காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ பேசின விஷயத்துக்கான இங்கே பதில் கிடைச்சிருச்சு அந்த பதில் வந்துட்டு இன்னைக்கு சமுதாயத்தோட சமத்துவ சகோதரத்தோட இருக்கிறதுக்கான பதிலாக இருந்துச்சு அதனால தான் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ விக்கி இன்னும் நீங்கள் சமுதாய இளைஞர்கள் வந்துட்டு மாற்றி இளைஞர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியான பல வீடியோக்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது என்னோட எண்ணம் வாழ்த்துக்கள்